வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி நாங்கள் பொஷன் எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதே சமயத்தில் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நியூஸ் இருந்துச்சு ஸோ அந்த நியூஸையும் வந்து நாங்கள் வந்து ஃபேவரபுளாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ நியூஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டேஸாக வந்து அதை பற்றி தான் வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்குது அது பார்க்கலாம் நீங்கள் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மூமெண்ட் ஓப்பனிங்கில் இருந்துச்சு ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே லாஸ்ட் வீக்லாம் வந்துட்டு மூமெண்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் வந்து ஃபுல் ட்ரேடு போய்கிட்டு இருந்துச்சு up and down up and down அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி ட்ரேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து நல்ல பேங்க் ஓப்பனிங் அதாவது பிக் பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே க்ளோஸாக தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் சர்ன்னு டவுன் ஆகவே ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரி டவுன் ஆனதுனால ட்ரேடர்ஸ் நிறைய பேரால் ஈஸியாக பொஷன் எடுத்து நல்லா வந்து ட்ரேடிங் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு நியராக தான் ஓப்பன் ஆச்சு பெரிய டவுன் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ இது வந்து பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டவுனில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மோடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி லேக் க்ரோர் வந்து நாங்கள் வந்து தரோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்கனாமியை லிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் கண்டினியூஸாக uh, இப்போ எஃப்எம் uh, வேறு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு லாஸ்ட் வீக் கண்டினியூஸாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வந்தாங்க ஈவன் சாட்டர்டே சண்டேஸ் கொடுத்தாங்க பட் ஒன்ஸ் uh, இது எல்லாம் ஸ்டிமுலஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோதானான்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய இது பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி மார்க்கெட்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க அதனுடைய இம்பேக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது கவர்மெண்ட் செக்டார் கவர்மெண்ட்டுடைய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து அதனுடைய லாபத்தை குறைச்சிக்க போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும் ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி வெளியே போகிறதுனால நான் ஒரு சென்டிமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேடான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு ஓவராக வந்து டவுன் ஆயிடுச்சு நிஃப்டி அதுவும் மெயினாக நம்ம மார்க்கெட் மட்டும்தான் சோலோவாக வந்து டவுனில் வந்து கீழே போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு ஃபுல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம் அனௌன்ஸ் பண்ண இந்த பிளானிங்னுடைய இது தான் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் இந்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்தே கொஞ்சம் டவுனில் தான் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு நாளாக ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஓப்பனிங்லேயும் வந்து ஓப்பனான ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இன்றைக்கி டவுன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து டவுனில் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி பொசிஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இப்போ த்ரீ தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட் இருந்தது இப்போ நல்லா டவுன் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபோர் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட் இருக்குது ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஸோ ஸோ புட் ஆப்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ அது ஃபோர் தௌசண்ட் மேலேயே வந்து ப்ராஃபிட் வந்துச்சு பட் ஆஃப்டர் நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் இன்னும் இறங்குதா ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் வரைக்கும் தான் நல்ல டவுன் ரீச் இருந்துச்சு அதுக்கப்புறம் பெரிய ரீச் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஃபிட்ஸ் தான் வந்து வேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி சரி ஓகே மார்க்கெட் இதுக்கு மேலே நிற்க மாட்டேங்குதுன்றனால இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு ஸோ இப்போயே வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து பொஷன் வந்து கவர் பண்ணுறோம் செல்லிங் கொடுத்து ஸோ நாங்கள் நைன்டி சிக்ஸ் கிட்டக்க பை பண்ணியிருந்தோம் நிஃப்டி ஆப்ஷனை இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி கிட்ட இருக்கனால இப்போ வந்து கவர் பண்ணிக்கிறோம் ஸோ மார்க்கெட்டை இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபேவரபுளாக வந்து ட்ரேட் பண்ணலாம் அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கேதர் பண்ண ட்ரை பண்ணணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கூட ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் டெய்லி ரெகுலராக பண்ண முடியாது அடுத்து நமக்கு நியூஸ் எப்போ தெரியுதோ அப்போ தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் அதே டெக்னிக்கலாக பண்ணுறீங்களா ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்களா உங்களால் டெய்லி என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும் ட்ரேட் பண்ண முடியும் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ்